நோ சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலியில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க சார் ஐயோ பிளாடி பகர் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட விளையாட்டு காட்டி கட்டிக்க பத்து பைசா கிட்ட போறா கெட்ல விழுந்துருவான் பார்த்தா மோஸ்கட் பண்றான் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் சோனமுத்தா சோனமுத்தா இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு வெயிலு டெல்லியில போய் படிச்சிட்டு வருது ஏன் இங்க படிக்கிறதுக்கு இடம் இல்லையா செத்த பண்ணலாம் மூஞ்சி மோரையும் பண்ணு மூஞ்சி மோரையும் பண்ணி பண்ணலாம் I am speaking, no class speaking. Sit down. பிரச்சனை அவையா பேசப்படாது இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Give respect, take respect, okay? தேவையில்லான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ என்ன என்ன feeling suspicious. Oh, uh, don't be suspicious. Don't be suspicious. கஞ்சி மஞ்சி அடங்கோ டார்ச்சர் பண்ற ராஸ்கல் நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா You, you, you. I pull up the idiot I the pull up the ass, ass, ass, ass, ass. Ayoyo! Shut up and bleed and nonsense goes about! Oh no no! <laughs> ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா